வணக்கம் நண்பர்களே என்னுடைய பெயர் நம்பிக்கை கண்ணன் கொரோனா பல நாட்கள் உங்களை வீட்டில் தங்க வச்சுருக்கும் லாக்டவுன் மூலமாக இந்த லாக்டவுன் டைமில் சில நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது அதில் எதெல்லாம் நீங்கள் வாழ்நாள் முழுக்க தொடரணும் லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எதெல்லாம் நீங்கள் தொடர வேண்டும் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நிச்சயமாக ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முதலாவது வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வெளியில் சாப்பிடுவதை தவிருங்கள் முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலையே சாப்பிடுங்க உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சுக்கோங்க அது சம்மந்தமான உணவுகள் பழங்கள் இதை சாப்பிடுங்க சாப்பாட்டில் காய்கறி கீரை இஞ்சி பூண்டு மஞ்சள் அதுக்கப்புறம் பழங்கள் இது போன்ற விஷயங்களை அதிக அளவில் சேர்த்து கொள்ளுங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலிமைப்படுத்தி கொள்ளுங்கள் சரிங்களா அது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது உங்கள் குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவழிக்க வேண்டும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் மனம் விட்டு பேசுங்க விட்டு கொடுத்து வாழுங்க அது இனியும் தொடர வேண்டும் வாழ்நாள் முழுக்க தொடர வேண்டும் மூணாவது சளி இரும்பல் காய்ச்சல் இதெல்லாம் வந்தால் உடனே டாக்டர் வீட்டுக்கு போயிடாதீங்க உடனே மருந்து கடைக்கு போயிட்டு மருந்து வாங்கி சாப்பிடாதீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா உடலில் இருக்க தேவையற்ற கழிவுகள் இந்த மாதிரி சளி மூலமாக வெளியேறும் ஸோ அதற்கு ஒரு கொஞ்சம் டைம் நம்ம கொடுக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு நாட்கள் பொறுமையாக இருங்க மருந்து மாத்திரை தேவையில்லை டாக்டர்கிட்டையும் போக வேண்டாம் பொறுமையாக இருங்க உடம்பு உங்களோட உடம்பு அதோட வேலையை செய்யட்டும் அதுக்கு கொஞ்சம் நேரத்தை நீங்கள் கொடுங்க சரிங்களா மூணு நாட்கள் பொறுமையாக இருங்க அது வரைக்கும் சரியாகலை அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டர் போய் பாருங்கள் சரிங்களா நாலாவது அத்தியாவசிய பொருட்களை மட்டும் வாங்குங்க மீதி எல்லாத்தையும் தவிர்த்து விடுங்கள் அத்தியாவசிய பொருட்களை மட்டும் வா வாங்கினா போதும் மீதி பணத்தை சேமித்து வைங்க ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த லாக்டவுன் இத்தனை நாள் யாருமே எதிர்பார்த்துருக்க முடியாது திடீர்னு வந்தது சேமிப்பில் பணம் இருந்தவங்களாம் தப்பிச்சாங்க இல்லாதவர்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளானாங்க எனவே வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் அத்தியாவசிய பொருட்களை மட்டும் வாங்குங்க மீதி பொருட்களை வாங்காதீர்கள் சரிங்களா அதே மாதிரி அத்தியாவசிய விஷயங்களுக்கு மட்டும் பயணம் செய்யுங்க ட்ராவல் பண்ணுங்கள் மீதி எல்லாத்தையும் தவிர்த்து விடுங்கள் சரிங்களா சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கலை அப்படின்னா இயற்கை தன்னை காப்பாற்றி கொள்ள இது போன்ற விஷயங்களை அடிக்கடி நடத்தி கொண்டு தான் இருக்கும் எனவே சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய நம் கடமை ஐந்தாவது இந்த லாக்டவுன் டைமில் மதுக்கடைகள்லாம் மூடி இருந்திருக்கு அதுபோல் சிகரெட்டு இதுவும் கிடச்சிருக்காது இந்த பழக்கம் இருக்கிறவங்க இதெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்க முடியாது பயன்படுத்தியிருக்க முடியாது வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கீங்க இத்தனை நாட்கள் நல்லா தான் இருந்திருக்கீங்க எனவே இதே மாதிரி தொடர்ந்து இருந்திடுங்கள் மது சிகரெட் மற்றும் பிற போதை இனி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையில்லை இத்தனை நாட்கள் வாழ முடியுது அப்படின்னா வாழ்நாள் முழுக்கவும் வாழ முடியும் நான் வந்து ஃப்ரெண்டுக்காக திரும்ப மது அருந்து போகிறேன் இல்லை ஆஃபீஸில் வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க கூட வேலை பார்க்குறவங்க கட்டாயப்படுத்துகிறாங்க அதனால் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க என்றும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் காலம் முழுக்க இதையெல்லாம் தவிர்த்துருங்க உங்கள் உடம்புக்கு இது எந்தவித நன்மையும் தரப்போவதில்லை உங்கள் மனதிற்கும் எந்தவித நன்மையும் தரப்போவதில்லை எனவே வாழ்நாள் முழுக்க மது சிகரெட் மற்றும் பிற போதைகளை தவிர்த்து விடுங்கள் எனவே இந்த ஐந்து விஷயங்களை லாக்டவுன் டைமில் நீங்கள் செஞ்சுருத்துருக்கீங்க இனிமேலும் வாழ்நாள் முழுவதும் இதை தொடர்ந்திடுங்கள் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மன அமைதியாக இருக்குங்க என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க இந்த ஐந்தில் எத்தனை விஷயத்தை நீங்கள் வாழ்நாள் முழுக்க தொடர போகிறீங்க அதை பதிவு பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேங்க ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியும்